வணக்கம் இன்றைக்கி நாங்கள் பெல் ஷேரில் ட்ரேட் பண்ணோம் பெல் ஷேரில் ட்ரேட் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு எங்களுக்கு தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டுருக்கு சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போடுற ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும் அது பார்க்குற மூலிமா மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல்னுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் இருக்குது அது பார்க்குற மூலிமா உங்களால் மார்க்கெட் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம் இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரோம் அதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் எட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது போக நாங்கள் வாட்ஸ்அப்பில் லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில்ஸ் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கமாடிட்டி லெவல்ஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி இல்லை நம்பர் கூப்பிட்டிங்கனாலும் கைடன்ஸ் கிடைக்கும் பெல் பெல் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நல்லா வந்து ஒரு மூவ் பண்ணக்கூடிய ஒரு ஷேராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெல் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜியையும் வந்து பில்டு பண்ணியிருந்தோம் ஸோ அதையும் அப்ளை பண்ணிவிட்டு அதே சமயத்தில் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு பிரேக் அவுட்டாகவும் வச்சு நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படி அனலைஸ் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பிரேக் அவுட்டில் மேக்ஸிமம் எங்கள் ஸ்ட்ராட்டஜி சொல்கிறபடி எந்த சைடு பிரேக் அவுட் ஆகிட்டு போகுதோ அந்த சைடு நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நாங்கள் வந்து கண்டுபிடிச்சோம் ஸோ ஆஃப்டர் நிறைய அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சதுனால பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பெல் ஷேரில் வந்துட்டு ட்ரேட் பண்ணோம் ஸோ நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெல் ஷேரில் கால் ஆப்ஷனில் எடுத்திருந்தோம் forty two call option July கான்ட்ராக்டில் ஸோ இதில் எடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு லாட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா twenty one thousand lot size so நாங்கள் ரெண்டு லாட் வந்து எடுத்திருந்தோம் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் கிட்டக்க ஃபார்ட்டி டூவில் ஸோ ரெண்டு லாட் எடுத்துகிட்டு பை பண்ணியிருந்தோம் ஸோ இன்றைக்கி ஓப்பனிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஓப்பனிங்லேயே வந்து உங்களுக்கு எங்களுக்கு அந்த பிரேக் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா உடனே வந்து கிடச்சிச்சு நாங்கள் ப்ரீவியஸாக நிறையா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அனலைஸ் பண்ணியிருந்தோம் ஸோ எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து பையிங் ட்ரெண்டில் தான் வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா காட்டிகிட்டே இருந்துச்சு மார்க்கெட் நாங்கள் அனலைஸ் பண்ணதில் ஒவ்வொரு தடையும் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் எங்கள் பையிங் ட்ரெண்டும் மேட்ச் ஆகிற மாதிரி மேலே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அன்றைக்கி ரைசிங் வந்து பார்த்தோம் ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து எந்த சைடு பிரேக் அவுட் ஆகிட்டு எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி ஒத்து போகுதோ அன்றைக்கி மூவ்மெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஹெவியாக வந்து இருந்துச்சு மித்த நாள்லலாம் மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஸ்லோவான ஒரு மூவ்மெண்ட்டாக மூவ்மெண்ட் இல்லாட்டி சைட்வேஸாக அப்படி தான் இருந்துச்சு ஸோ நாங்கள் நிறையா லாஸ்ட் ஒரு டென் டேஸ் அனலைஸ் பண்ணதில் எங்கள் ஸ்ட்ராட்டஜியோட இந்த இப்போ ட்ரெண்ட் வந்து ஒத்து போச்சு அப்படின்னா நல்லா மூவ்மெண்ட் தருது அப்படின்றத அனலைஸ் பண்ணதுனால ஸோ இன்றைக்கும் வந்து வெயிட் பண்ணோம் இன்றைக்கி அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து தொடர்ந்து எங்களுக்கு பையிங் ட்ரெண்ட் காட்டிக்கிட்டு இருக்குது ஸோ பையிங் ட்ரெண்ட் காட்டுறதுனால நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா fifteen minutes upside break out ஆகுதா அப்படி பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நாம் பை பண்ணலாம் இன்றைக்கி கால் ஆப்ஷனை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நாங்கள் கால் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு பிரேக் அவுட் ஆச்சு பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு மூவ் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் பெல்லில் ஸோ பெல் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு தேர்ட்டி நைன் கிட்ட ஓப்பன் ஆனது ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரைசிங் கொடுத்துட்டு இப்போ அங்கே வந்து கொஞ்சம் நின்றுகிட்டு இருக்கு ஸோ எங்களுக்கு இப்போ ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பை பண்ணதுலேருந்து ஒரு பாயிண்ட் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆயிடுச்சு ஸோ இது வந்து ஒரு நல்ல சுச்சுவேஷனாக வந்து இப்போதைக்கு பொஷன் கவர் பண்ணுறதுக்கு வந்து தெரியுதுன்றனால இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எபோ ஃபார்ட்டி தௌசண்ட் மேலே வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து வந்துருச்சு ஸோ நாங்கள் எடுத்த ரெண்டு லாட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடுத்த ரெண்டு லாட்டையும் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டேபிளாக இந்த இடத்துல நிற்கிறனால இந்த இடத்துல கட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வாலட்டையில் ஆகிறதுக்கும் இல்லாட்டினா இதுக்குமே மார்க்கெட் வந்து கொஞ்சம் சைட்வேஸாக மாறக்கும் சான்சஸ் இருக்கும் அப்படின்றதுனால இவ்வளோ நேரம் ஸ்ட்ராங்காக மூவ்மெண்ட் கொடுத்துச்சுன்னா அடுத்து கொஞ்சம் கூல் டவுன் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது அப்படின்றதுனாலையும் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெல் ஷேரை வந்து கட் பண்ணிடுறோம் ஏன்னா எப்பயுமே ஒரு ட்ரேடிங் அது ஒரு இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயும் ப்ராஃபிட்ஸ் வந்து கண்ணில் தெரியல புக் பண்ணிடணும் அதுவும் ஒரு சர்டன் லெவல் வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் அந்த இடத்துல ரொம்ப நேரமாக ஸ்டேபிளாக இருக்கும் அதிக சான்சஸ் இருக்குது ரொம்ப ரேர் ஆப்பர்ச்சுனிட்டியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ஃப்ரீஸ் வரைக்கும் மார்க்கெட் வந்து மூவ் பண்ணும் ஸோ எப்பயும் ப்ராஃபிட் வந்து கண்ணில் தெரியலே புக் பண்ணிக்கிறது நல்லதுன்றனால இப்போதைக்கு பெல் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எடுத்த போர்ஷனை விட மேலே ஒரு பாயிண்ட் வந்துருச்சு ஸோ அதனால் கவர் பண்ணுறோம் அதுவும் இல்லாமல் நாங்கள் சைட் பை சைடு நிஃப்டியையும் வந்து கொஞ்சம் அனலைஸ்க்கு வந்து பார்த்துக்கிட்டோம் ஏன்னா நிஃப்டியும் வந்து கொஞ்சம் ஃபேவரபுளாக மூவ் பண்ணுச்சு அப்படின்னா ஸ்டாக்ஸுக்கும் வந்து அந்த பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ அதனால் சைடில் நிஃப்டியையும் வந்து அனலைஸ் பண்ணோம் நிஃப்டியும் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்லேயே நல்ல ஒரு கேப் அப்பு ஸோ மார்க்கெட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொரோனா வைரஸ் அந்த இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துக்கிட்டு இருக்குது ஃபேக்ட்ரிஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஓ ஓவராலில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பாசிட்டிவ் நியூஸஸ் பாசிட்டிவான விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்கு பீப்புள் எல்லாருமே day to day work start பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏஷியன் மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் வைஸாகவே வந்து கொஞ்சம் பாசிட்டிவ்னஸை நோக்கி போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி காரணங்களாலையும் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது நிஃப்டியும் வந்து ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேப் அப்புறம் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நல்ல ஒரு